hello guys welcome to my channel இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் யூடியூப்பில் டெக்ஸ்ட் அண்ட் டைட்டில் வந்து கொடுக்காம அப்படியே அப்லோட் பண்ணிடுறாங்க அவங்க அப்லோட் பண்ணது வீடியோ நம்ம டைட்டில் போட்டோன்னா நம்மளுக்கு வராது அவங்க சேனலே அவங்க டைட்டில் இல்லாமல் அவங்க வராது அதனால் நீங்கள் எப்போ எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் டைட்டில் போட்டு மோச்சு போட்டு அழகு நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் வியூஸ் வந்து அதிகமாகும் நீங்கள் சும்மா ஒரு டிஸ்கஷன் போட்டு இதுமாரி தான் நடக்க போகுது அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் பார்க்க மாட்டாங்க மோஜி போட்டு நல்லா டிசைன் பண்ணி டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா அவங்க வியூஸ் வந்து பார்க்கறதுக்கு புதுசாக இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்ப்பாங்க அதனால தான் நான் இந்த ட்ரிக்கு சொல்கிறேன் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க அப்லோட் பண்ணும்போது அது டைட்டில் போடாமல் அப்லோட் பண்ணிடுறாங்க அதனால அவங்க வீடியோ அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரமாட்டேங்குது அதனால ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ப்ரோ எங்கள் சேனல் நான் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ ஒரு ஐம்பது வீடியோ மேலே அப்லோட் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து அந்த சேனலோட ஹோம் பேஜ் வந்து வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்றாங்க அது நான் ப்ரோ நான் டெக்ஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லா வீடியோவிலும் அவங்க வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க அது பண்ண தவறால் அவங்க சேனலுக்கு வந்து யூஆர்எல் கொடுக்கல சரிங்களா எதுக்கு ப்ரோ கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா உங்களோட சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கீழே எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க எல்லா யூடியூபர்ஸும் எல்லாருமே அந்தமாரி போட்டிருப்பாங்க நீங்களும் நீ இப்போ போய் சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம் யூடியூப்பில் இதுமாரி பண்ணால் தான் உங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட்லேயே வரும் சரிங்களா அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு கிட்ஸ் வீடியோவாக கிட்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க அப்லோட் கொடுத்துட்டு நான் இப்போ சொல்லிட்டேன் டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும் ஆட் பண்ணலைன்னா அது உங்கள் உங்களோட சேனலுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் சேனல் டைப் பண்ணாங்கன்னா வராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வராது ப்ரோ அப்போ என்ன பண்ணுறது ப்ரோ கேட்டிங்கன்னா நான் முன்னாடி அப்லோட் பண்ணிட்டீங்களா எந்த ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் போயிட்டு திருப்பி அந்த எடிட்டிங் ஆன்சரில் போய்ட்டு நீங்கள் டெக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க பரவாயில்ல வரும் சரிங்களா கொஞ்சம் லேட்டாகவும் ரெண்டு நாள் ஆகலாம் சரிங்களா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மா நீங்கள் மற்ற வீடியோஸும் மற்ற வீடியோஸும் நீங்கள் டே டெக்ஸ்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நண்பர்களே போய் டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செஷனில் ப்ரோ ஓகே ப்ரோ என் சேனல் நீங்கள் சொன்னதுனால வந்து முன்னாடி வந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ அப்படின்ட்டு இதுமாரி நீங்கள் பண்ணது போது என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா உங்கள் யூடியூப் வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த வீடியோ ஆடியோஸுக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க அதுமாரி பண்ணோம்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் மோஜி அதிகமாக ஆட் பண்ணுங்கள் ஏன் கேட்குறீங்கன்னா இப்போ நிறைய பேர் மோஜி யூஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்களும் மோஜி யூஸ் பண்ணுங்கள் அப்படி ப்ரோ மோஜ் போட்டால் தான் வருமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை டெக்ஸ்ட் போட்டால் தான் வரும் தேங்க்யூ யூஎஸ் வெல்கம் டு மை சேனல்